கல்யாணம் வீடு காது குத்து இளவு வீடுன்னு இல்லாமல் எங்கே பார்த்தாலும் வலிமை அப்டேட் வலிமை அப்டேட் ஒரு நடிகரின் பெயரை சொன்னாலே நல்லா சரக்கு போட்டு போய் தேட்டரில் உட்காந்து கலாய்ச்சி விளையாடுவோம் அப்படின்னு நினச்சி தேட்டருக்கு போனீங்கனாலும் அங்கேயும் உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் ஏன்னா இந்த படம்லாம் கலாய்க்கிறது கூட ஒரு தகுதி இல்லாத படம் அவர் ஏதோ பப்ளிசிட்டிக்காண்டி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அதுதான் சொல்ல முடியும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் எல்லாரும் பார்க்கணும் வேற லெவல் படம் படம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க சின்ன பசங்க தெரியும் அஜித்துக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு பைக்கரா நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை பைக் ரேஸ்லாம் தாறு மாறு ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹாலிவுட் மூவி நான் ரிவ்யூ கேட்டோம்னா மட்டமாச்சுன்னு சொன்னாங்க ஆனா அந்த மாதிரி இல்ல சூப்பரா இருக்கு வேற லெவல் படத்துல கதைன்னு ஒண்ணு இருந்தாதான் நகரம் படம் வேற லெவல் ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ படத்துல மீசையெல்லாம் எடுத்துவிட்டு கொழு கொழு முழு முழுன்னு பழைய இந்தி நடிகர் மாதிரி இருக்காரு அஜித் சார் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே செம்மையா இருப்பாரு செம ஆக்டிங் செம மாஸ் படத்துல வில்லன் ஏரியா டோட்டல் வேஸ்ட் அப்படிலாம் எதுவும் இல்லை எல்லாமே நல்லா இருக்கு நீங்க பாத்தீங்களா இல்லையா எப்படி இருக்குது சூப்பரா சூப்பரா Ajith sir all the way ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிருக்காங்க I really enjoy Ajith date கொடுத்தாலே போதும் அதை வச்சு எதையோ ஒரு குப்பையை கூட எடுத்து ஆகிக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய கணக்கு அந்த மாதிரி சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கு வெறித்தனமான தலை எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு அறிவு இல்லை ப்ரோ மட்டும் தான் செய்வாங்க வந்து பார்த்துட்டு சொல்ல சொல்லுங்க எது வந்தாலும் வலிமை